எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த ஆன்மீகம் இந்த இது சம்மந்தமாக ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நிறையா இதெல்லாம் விசிட் பண்ணியிருக்கிறேன் எல்லா இடத்துலையுமே ப்ராப்ளத்தை பற்றி பேசுவாங்களே தவிர யாருமே சொல்யூஷன் என்ன சொல்லுங்கன்னா அது சொல்லவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இங்கே கரெக்டாக இருக்குமா அங்கே கரெக்டாக இருக்குமா வேறு இது ட்ரை பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி தேடி தேடி மிஞ்சினது என்னென்னா ஆன்சைட்டி மட்டும்தான் மிஞ்சினுச்சு ஸோ யாருமே வந்து அந்த எண்டு பாயிண்ட்டுங்கிற மாதிரி கொண்டு வரல இங்கே ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் சரி அதுக்குரிய சொல்யூஷன் வந்து எனக்கு கிடைச்ச மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறேன் இதை மேலும் மேலும் கண்டினியூ பண்ணி இது பண்ணுங்கிறது இது எல்லாருமே வந்து அந்த ப்ராப்ளத்தை தான் நிறையா பேசுனாங்க ஸோ அது என்னுடைய இதாக இருந்துச்சு மற்றபடி அந்த சர்வீஸு அதே மாதிரி எங்கே போனாலும் அந்த சாப்பாடு ஃபுட் கண்ட்ரோல்லாம் ரொம்ப பண்ணுவாங்க எதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு இங்கே எதுவுமே இல்லாமல் நல்லா ஹோம் ஃபீல் மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு மிக்க நன்றி